எம்டி கௌரி சங்கர் பேசுகிறேன் நம்ம கஸ்டமர் பிளேஸில் அவங்களோட ஃபீட்பேக்கை தெரிஞ்சதுக்காக வந்திருக்கோம் சார் வணக்கம் அவங்க பேரும் ஊரும் சொல்லுங்க பவானி தொட்டி தொட்டிபாளைங்க கொஞ்சம் சத்தமா நான் பவானி தொட்டி தொட்டிபாளைங்க என் பேர் ராஜாங்க அந்த மிஷின் வாங்கி ஒரு நாலு வருஷம் ஆகுதுங்க ஓகே என்ன கம்ப்ளைண்ட் நல்லா ஓடிட்டு இருக்குது ஓடிட்டு இருக்கு சரிங்க இப்போ புதுசாக வர்றவங்க வந்து நம்ம கிட்ட எடுத்து நிறைய கேள்வி கேட்குறாங்க அவங்களுக்கு மிஷினை பற்றி தெரியறது கிடையாது ஸோ ரத்தத்தை உறிஞ்சிடும் உழிஞ்சிடுமா அப்புறம் ஏதாவது மாட்டுக்கு ப்ராப்ளம் வருமா எல்லா மாடும் கறக்க முடியுமா சின்ன காம்பு இருந்தாலும் பெரிய காம்பு இருந்தாலும் கறக்க முடியுமா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வி எடுத்து வைக்கிறாங்க ஸோ அதை நாங்கள் சொல்றதை விட நாலு வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம மிஷினை மிஷினுக்கு காம்புக்கு சம்மந்தமே இல்லைங்க சின்ன காம்பு பெரிய காம்புங்கிறதுலாம் மிஷினால இருந்தது இல்லை எந்த காம்பா இருந்தாலும் வச்சிங்கன்னா ஒட்டிக்கும் அதே மாதிரி ரத்தம் வந்துடும் அப்படிங்கிறதெல்லாம் போய் ரத்தம்லாம் வர வாய்ப்பே கிடையாது அதில் நாம் கையில் பிடிச்சி கா இழுத்தோம்னா கூட அதுக்கு வலிக்கு ரொம்ப லோடு கொடுக்குறோம் அதே வந்து நீங்கள் மிஷினில் கலந்தீங்கன்னா அது கண்ணுக்குட்டி சாப்பிட்ற மாதிரியே சப்பித்தே எடுக்கும் அதனால அதனால எந்த கெடுதலும் மற்ற எதுவும் கிடையாது இப்போ உங்க மூலியமா நிறைய மிஷின் இந்த ஏரியால எங்க சொந்த வந்து ஒரு பத்து பேருக்கு மேல வாங்கி ஓட்டிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் நல்லா இருக்கு நல்லா இருக்கு இப்போ கம்பெனி சைட்ல இருந்து உங்களுக்கு சர்வீஸ் எல்லாம் நாங்க கரெக்டா பண்ணி கொடுக்குறோமா இல்ல அப்பவே வந்து பண்ணி தரீங்க அவ்வளவு ஒரு ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் டிலே அவ்வளவு அதுக்கு உடனே வந்துடுறீங்க அதனால ஒன்று சர்வீஸ் பெரிய கம்ப்ளைண்ட்னு சொல்லவே முடியாது சொல்ல முடியாது உங்களுக்கு ஏதாவது சர்வீஸுங்கிற அளவுக்கு வேலை வர்றதே காணும் சர்வீஸ்னா என்ன பெரிய வேலை எனக்கு தெரியும் நாலு வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் பார்க்கத்தான் வந்தீங்கன்னா வேற ஒன்றும் போனதே மாதிரி இல்லை எனக்கு சரி சரிங்க அப்போ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எப்படி சிரமப்பட்டு இருந்தீங்க மிஷின் வந்ததுக்கு அப்புறம் கறக்குறது கையில் கறக்குது நாலஞ்சு ரூபாய் கறக்குறது நம்ம சிரமங்க தான் பத்து ரூபாய் தான் சீக்கிரம் கறந்துடுறோம் இப்போ அதாவது வேலைக்கு ஈஸியாக இருக்குன்னு வைங்களேன் சரிங்க ஓகேங்க ரொம்ப நன்றிங்க வணக்கம்